வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் தேர்ட்டீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா thirty eight thousand seven fifty point ten ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக கேப் அப்பில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே பைக்கால் வந்தனால கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்கணும் ஸோ நமக்கு இறங்க ஆரம்பிச்சிச்சுனா தான் இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் எப்போ டவுன் சைட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போதைக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு பையிங் ட்ரெண்ட் பை மோடில் கேப் அப்பில் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்போ கால் ஜெனரேட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் சிக்ஸ்டீன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு thirty eight thousand seven naught one point செவன்ட்டியில் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு செல்லிங் டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு இதில் மினிமமாக வர்ற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty eight thousand six naught four தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற minimum first target so thirty eight thousand seven naught one வந்திருக்க அந்த sell call thirty eight six naught four வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் வித் கேண்டில் கலரோட பை ட்ரெண்ட் அப்படிங்கிற க்ரீன் கலர் கேண்டில்னும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படிங்கிற ரெட் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை ஸோ யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அதிலே வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸில் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்னு வந்துடும் டார்கெட்டும் வரும் ஸ்டாப்லாஸும் வரும் நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் மார்க்கெட்டில் டெய்லி ட்ரேட் பண்ணி உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இதை பற்றி நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் இப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் செல் காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒக்கட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது வந்திருக்க பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் செல்லிங் ரேஞ்சிலே இருந்தது இப்போ சடனாக ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு thirty eight thousand seven naught ஒனில் வந்த sell call thirty eight thousand six hundred வரைக்கும் இறங்கியிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா bank Nifty thirty nine thousand put option so put option பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு லெவன் ஃபிஃப்டின் போல் ஜெனரேட் ஆன இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு ட்ரேடிங் வந்து ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் இப்போ ட்ரேடிங் வந்து டவுனில் இறங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு டேரக்ட் புட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ